ஓகே श्रीरञ्जितः कच परिष्कृत बर्हि बर्हः इन्द्रस्तुतः प्रणमतां धिषणानुकूलः शक्रे शुक्रेतर अम्बुद वपुर्वृषपर्वकारी श्वश्रेयसं दिशतु वः खगदेवयानः திங்க் ஒரு நிமிஷம் இதோட முடிச்சோமா இந்த பக்ஷ பக்ஷக்ஷேப விவர்ஜிதம் சூத்திரதாரன் உள்ள நுழையிறான் சூத்திரதாரன் நுழைஞ்ச உடனே அவன் வந்து இந்த சபாவனுடைய எப்படி இருக்கா அந்த பரிஷத்து அப்படிங்கறத டிஸ்கிரைப் பண்றான் பக்ஷ்மக்ஷேப விவர்ஜிதம் குதுக மந்தோச்சுவாச நிஸ்வாசகம் பிரத்யம்ச பிரதிபோதனாய நிகிருஹீத அந்யோன்ய சம்பாஷணம் தோஷோன்மேஷ திருத க்ஷமா குணம் அபிஜாத்த பிரயோக சிரமம் சோல்லாசம் ரசபாவுக்கும் சதா இதம் மோதாய மே கல்பதே ஸோ இந்த சதஸ் வந்து எனக்கு சந்தோஷத்திற்காக இருக்கு அப்படின்னா இட் இஸ் எனக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறது இந்த சபை ஏன்னா எவ்ரிபடி தேர் பக்ஷ்மக்ஷேப விவர்ஜிதம் ஒரு கண்ணு எம கொட்டாம இருக்கா மெல்லமா அவ வந்து ஒரு கியூரியாசிட்டியோட பார்த்துட்டு இருக்கிறச்சு you are not even aware of your பிரெத்த மூச்சு இழுத்து விடுறதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு ஸ்லோ டவுன் ஆகும் because your concentration is elsewhere ஒவ்வொரு விஷயத்தையும் அவ வந்து பிரத்யம்ச பிரதிபோதனாய நிகிரகீத அந்யோன்ய சம்பாஷணம் ஒருத்தர் ஒருத்தர் பேசுறத நிறுத்திவிட்டா தோஷத்தை வந்து சுட்டி காமிக்கிறதுல ரொம்ப பொறுமையா இருக்கா விச் மீன்ஸ் தோஷத்தை ரொம்ப எடுத்து காமிக்கல அபிஜாத் அதுக்குன்னு அவளுக்கு வந்து டிராமாவை பத்தி தெரியாதுன்னு இல்லை டிராமா நன்னாவே தெரியும் அபிஜாத பிரயோக சிரமம் they know because they know about the difficulties involve in staging உங்களுக்கு வந்து இந்த சதஸ் வந்து ரொம்ப பொறுமையோட இருக்கா அதே சமயத்துல ரசத்தை அனுபவிக்கிறவாளாவும் இருக்கா I will send a link உங்களுக்கு பகவத சுகம்னுட்டு ஒரு drama it's actually Buddhist satirical play அதை வந்து இப்போ ஸ்டேஜ் பண்ணியிருக்கா அதை வீடியோ எடுத்திருக்கா யூடியூப்ல போட்டிருக்கா so it follows the proper drama style and uh, எப்படி ஸ்டேஜ் அமைச்சிருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதில் வந்து தெரியும் உங்களுக்கு to see how a drama is stage it will be nice அந்த நாட்டிய சாஸ்திரம் படி அவ ஸ்டேஜை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பண்ணியிருக்கா அதில் uh, இது அந்த இன்ட்ரோடக்ஷன் அட்லீஸ்ட் நீங்க பார்க்கலாம் அது சென்ட் தட் லிங்க் லேட்டர் இதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்கா இந்த காலத்துல ஆமா ஆமா ஆமா அப்படியா ஆமா ஸோ அதனால தான் அந்த ஆடியன்ஸுக்கு தான் எப்பவுமே it was only a stage thing it was not a video or a film today are people going to these dramas like that and yeah Ah, yeah, yeah. They videographed the whole thing and uh, they've taken a video of it with an audience, oh. வந்து வீடியோ எடுக்கல இதை வந்து ஐ திங்க் ஸ்பெசிஃபிக்கா ஃபிலிம் மாதிரி பண்ணியிருக்காளா என்னன்னு தெரியல எனக்கு பட் நல்லா இருக்கு அது அந்த நிகிரஹீதக்கு என்ன அர்த்தம் சாரி நிகிரஹீதன்னா ஸ்டாப்டுன்னு அர்த்தம் நிகிரகித்தம்னா பிடிச்சு இழுக்கிறதுன்னு அர்த்தம் இல்லையா பேச்சு நேச்சுரலா இருக்கக்கூடிய பேச்சு வந்து it has been withdrawn they have withdrawn their mutual conversation நிகிரகித அந்யோன்ய சம்பாஷணம் ஓகே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம ஆமா பேசிக்காம உட்கார்ந்துட்டு இருக்கா ஆ நீங்க படிங்க டீச்சர் அப்பிச்ச சாமா சாமாஜி சாமாஜிக்காக சமய பாலன माद्र्यन्तः हम्म। स्वस्वासनानि खलु नीर नीरवमध्यातिष्ठन् हम्म। नीरवम् नीरवम् अध्या अद्य तिष्ठन् हम्म। नीरवम् अद्य तस्मात् विलम्बकरणं न हि साधु मन्ये in परितो विलोक्य vilokya means uh, looking correct okay கஸ்மான் கஸ்மான் கஸ்மான் நதி சிறையத்தை ஹயத்துல்ய தாட்டி இதுல ஒரு வார்த்தை hmm. புரியல பலு மாத்திரம் புரிஞ்சது இண்டீடு அபிச்ச அபிச்சங்கிறச்சு மேலும் மேலும் இந்த சாமாஜிக்காக சாமாஜிக்காக இங்க இருக்கக்கூடிய அந்த இவாள்லாம் இருக்கா இல்லையா சப்ஜெக்ட்ஸ் ஹூ சமாஜத்துல இருக்கக்கூடியவர்கள் which is the audience so இந்த ஆடியன்ஸ் வந்து சமய பாலனம் ஆத்ரியந்தா இது சத்ரு பிரத்யத்துல இருக்கு சமய பாலனம் ஆத்ரியந்தகா they they stick to the proper time சமய பாலனம் சமயத்தை காப்பாத்துறது அந்த காலத்து டைம் பார்த்தாலும் இந்த காலத்து அது சரி ஆத்ரியந்தா இது வந்து சத்ரு பிரத்யத்துல இருக்கு சத்ரு பிரத்யம்னா கண்டினியூஸ் டென்ஸ் இல்லையா uh, they they were they they respected the time சமய பாலனம் ஆத்ரியந்தக ஆத்ரியந்தக சோ தே ஆர் ஓகே ஆதரவு கொடுத்தா அப்புறம் ஸ்வஸ்வ ஆசனானி நீரவம் அத்தியதிஷ்டன் நீரவம் விதவுட் எனி நாய்ஸ் குவைட்லி இது வந்து உங்களுக்கு கிரியா விசேஷனம் நீரவம் யதா சியாது ததா நீரவம்ங்கிறச்சு நிர் ரவ ரவன சவுண்ட் நிர்ண நிர்கதம் ரவம் சவுண்டே இல்லாமல் இருக்கக்கூடியது எப்படியோ விதவுட் எனி சவுண்ட் குவயட்லி ஸ்வஸ்வ ஆசனானி தங்கள் தங்கள் ஆசனங்களை ஆசங்களை ஆசனங்களில் அத்தியதிஷ்டன் இருந்தார்கள் உட்கார்ந்து கொண்டு இருந்தார்கள் அப்படின்னு முடியறது சோ இது வந்து சத்ரு பிரத்தியத்துல இருக்கு இதுதான் உங்களுக்கு கிரியாபதம் சோ இதோட ஒரு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் முடிஞ்சுடுறது ஸோ சமய பாலனம் ஆத்ரியந்தக சாமாஜிக்காக ஸ்வஸ்வ ஆசனானி நீரமம் அத்தியதிஷ்டன் கலு உட்கார்ந்துட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிற using very interesting device rather than telling people position be quiet அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக we know you will do itங்கிற மாதிரி ஒரு ஆ. hint மாதிரி இல்ல. ஆயிடுது. you will do it இல்ல you're already Describing. sitting you are quietly already doing itங்கிற மாதிரி ஆமா ஆமா. is describing and telling them oh எல்லாரும் அமைதியா இருக்கலே அப்படின்னு சொன்னாக்கா அமைதியா இல்லாதவாளும் ஒரு ஓ இருக்கணும் போல இருக்கு நல்ல டிவைஸ் ஆமா so it's a very polite way also to remind people that you don't talk you know maybe i'll use it next time ah nice i like the fact that the audience is sitting very quietly அப்படினா rather than please be quiet கத்துற வேண்டாமே correct it's more diplomatic way of way ஸ்வ இந்த இடத்துல வந்து ஸ்வஸ்வ ஆசனானி அத்தியதிஷ்டன் இதுல வந்து கிராமட்டிக்கல் பாயிண்ட் புரியறது இல்லையா அதி வந்தா சப்தமியில இருக்கிறது த்வித்தியால இருக்கணும் ஓகேயா ஆசனே திஷ்டதி ஆசனத்துல இருக்கா வெரஸ் ஆசனானி அத்தியதிஷ்டன் த்விதியாவா மாறிடும் அந்த இடத்துல தஸ்மாத் ஆகையினால இப்ப என்னாச்சு விளம்ப கரணம் நகி சாது மன்னியே மன்னே I don't think we should be late in starting the drama so விளம்ப கரணம் ந சாது இது நகி மன்னியே I don't think it is correct சாது இது ந மன்னியே விளம்ப கரணம் விளம்பன டிலே டிலே டிலே பண்றதுங்கிறது இப்போ கரெக்ட்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலாவது லைனுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் சுத்தி பாத்துக்கிறான் இது இந்த மாதிரி பிராக்கெட்ல உங்களுக்கு வந்ததுன்னா it is a stage direction சரியா so the they have to do that பரிதகா விலோக்கிய சுத்தி முத்தும் பார்த்துட்டு எங்க இந்த நட்டி இன்னும் வர காணும் அப்படிங்கிறதுக்கு சொல்றார் நட்டி uh, தன்னோட கூட சோ இந்த நட்டிங்கிறவ வந்து she is an actress but usually on ஸ்டேஜ்ல எப்படி பார்ப்பான்னா அவ ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் வந்து போர்ட்ரே பண்ணுவான் ஸோ சூத்ரதார the stage manager and his wife who is also an actor they will come there அவ ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி அங்க they will have the conversation to introduce the drama so பரிதகா ஓகே அதனால அந்த கான்வர்சேஷன்லயும் நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த அந்த ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட அந்த ஒரு இது இருக்கும் உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் தெரியும் அதனால அவன் சொல்றச்சே கஸ்மாத்து நட்டி ஹயத்துல்ய தாட்டி ஹயன குதிரை குதிரை போல ஹயத்துல்ய தாட்டி நடையை உடையவள் குதிரை போல ஒரு நடையை உடையவளான அந்த நட்டி கஸ்மாத்து சிறையத்தை வைஷி டேக்கிங் அ லாங் டைம் இதுல வந்து சிறையத்தே லேட் சிரம் கரோதி இது சிறையத்தே ஹயத்துல்லிய தாட்டிங்கிறச்சு ஃபாஸ்டா வரவன் இல்ல அவன் அப்படி சமாளிப்பான் பின்னாடி இங்க வந்து ஸ்லோவா வரான்னு அர்த்தம் குதிரை எப்பவுமே குதிரை போல இன்னும் ஏன் காணும் அப்படிங்க அது சமாளிப்பு அடுத்தது நீங்க பார்த்தேன்னா <laughs> இதெல்லாம் வந்து எல்லாம் வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் கல்யாணம் ஆனப்பறம் இப்படி சமாளிக்க கத்துக்கிட்டோம் அதான் சோ முன்னாடி ஆக்சுவலி சொல்றது என்ன இது குதிரை மெதுவா வர மாதிரி அசைஞ்சு அசைஞ்சு வர்றாளேங்கிற அர்த்தத்துலதான் அவர் முதல்ல சொல்றார் ஆனா அவளுக்கு கோபம் வந்து அவ சொல்ல போறா யாரு நீ வந்து குதிரை போல வராங்கிற அப்படின்னு ஒண்ணு இல்ல இல்ல ஃபாஸ்டா வரவன்னு சொல்ல வந்தேன்னு அவன் சமாளிப்பான் அடுத்தது ஏன்னா நார்மலி வந்து for describing a graceful walking, uh. people talk about an elephant, not a horse. Correct. ama அது horse is not considered particularly graceful. True and ஹார்ஸோட வந்து கேட் வந்து ஒரு அஞ்சு விதமான கேட் இருக்கு அதுல வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ட்ராட் கேலப் என்னெல்லாமோ இருக்கு சோ அதுல வந்து it is capable of all sorts of speed இல்லையா சோ <laughs> அப்படிதான் அதை வச்சுட்டு சமாளிக்கிறா ஏன்னா கஜ தாட்டின்னு சொல்லிட்டா சி கஜங்கிறதும் இந்த இடத்துல உங்களுக்கு பர்ஃபெக்டா ஃபிட் ஆகும் பார்த்தேள்னா ஹயாக்கு பதில கஜ போட்டோம்னாலும் இட் இல் ஃபிட் பட் கஜதுல்ய தாட்டினோம்னா ஹீ கேனாட் அதை சமாளிக்க முடியாது பின்னாடி குண்டு மாத்திரம் இல்ல ஸ்லோவா நடக்கிறது தான் அதோட ஆக்சுவலி யானை வந்து சம ஃபாஸ்டா நடக்கும் சோ அதுக்கு இந்த போய்ட் ரொம்ப அழகா அதை வந்து ஹயதுல்ய தாட்டின்னு போட்டிருக்காரு right so kasmata for what purpose why uh, is she uh, she who has a dhati, a gait, which is very equal to a horse. సామాజిక సమయపాలనం ఆద్రియంత స్వస్వ ఆసనాని ఖలు నీరవం అధ్యతిష్టన్ తస్మాత్ విలంబకరణం నహి సాధు మన్యే కస్మాన్నటి చిరయతే హయతుల్య ధాటి சரி வேற யாராவது படிக்கிறீங்களா நெக்ஸ்ட் யூ கேன் ஆல்டர்னேட் நட்டி சரப சரபசம் பிரவி பிரவிஷந்தி ஆர்ய மாசு கோப கோபா சொல்லி வரும் வந்து போதே கோபத்தோட வரா வராதேங்கிறா மா அஸ்து கோபா கோச்சுக்காத எதுக்கு இப்ப கோச்சுக்காரு அதோதான் வந்துட்டேனே அப்படிங்கிறா இயம் இயமக இயம் இயமகம் ஆகதா அஸ்மி கா ஹயுதுல்ய தாட்டி சரியா சார் ரபசம் பிரவிஷந்தி சரபசம்ங்கிறச்சு ரபசனா ஒரு பரபரப்பு with agitation she enters with agitation ஆரிய மா அஸ்து கோபா போறோம் கோபடாத எது கோபடுற எம் அகம் ஆகதா அஸ்மி தோ நான் வந்துட்டேனே ஐ எம் ஹியர் ஸோ இயம்ங்கிறது வந்து இவள் தட் இஸ் திஸ் பர்சன் அகம் ஐ இந்த நான் வந்து விட்டேன் அப்படின்னு சொல்றோம் அதுக்காக அந்த இயமகம் ஆகதா அஸ்மி தோ நான் வந்துட்டேன் கமிங் எதுக்கு கோவப்படுற கா ஹயதுல்ய தாட்டி யாரு who uh, <laughs> has a gait that is like a horse ஆராக்கும் ஆராக்கும் தான் சூத்ர ஸ்ருதம் See, this is the uh, idea of a modern poet. நீங்க பாத்தீங்கன்னா இவர் வந்து எயிட்டீன் செஞ்சுரி நைன்டீன் செஞ்சுரி போயிட்டு இல்லையா இவர் அதனால நம்ம லோக்கல் பாஷைய அதுல வந்து உள்ள கொண்டு வந்திருக்காரு ஸ்ருதம் வா கா அஸ்தி கேட்டு கொடுத்தா வேற யாரு ஒன்னதான் சொன்னேன் அப்படிங்கிற உடனே அவளுக்கு கோபம் வருது சக்ரோத சக்ரோதம் அப்படின்னாக்க கோவம் வந்துருச்சு கோபத்துடன் பேசுறா சோ இந்த இது வந்து பிராக்கெட்ல இருக்கிறதுனால she has to speak the following with anger anger okay direction சமீச்சீனம் ஏகாந்தே அபி அபிமுகம் யா சுந்தர நந்தன வாட்டி மந்தஹாச மௌக்தி கபேட்டி சைவ पोक्ष सैव पोक्ष परोक्षे सैव परोक्षे परोक्षे घाटी घच घाटी ஹயதாட்டி கஜதாட்டி ஓ யானை புக்க பண்ணுது ஓ இல்ல இல்ல அது பண்ணாதீங்க அதுல நிறைய தப்பு இருக்கு ஓகே ஆமா சோ நான் இத முடிச்சுடுவேன் இன்னும் ஒரு டேஸ்ல நான் உங்களுக்கு and then you can make corrections in this சக்ரோதம் கோபத்தோட அவ சொல்றா சமீச்சீனம் நல்லா இருக்கு வெரி குட் நீங்க பேசுறது அந்த மாதிரி சோ ஏகாந்தே அபிமுகம் யா சுந்தர ஏகாந்தே ரகசியமாக தனிமையில் அபிமுகம் நேராக பார்க்கும் பொழுது in front of me and ரகசியமா in secret when just two of us are present எவள் சுந்தர நந்தன வாட்டி ரொம்ப அழகான ஒரு தோப்பு நந்தனவாட்டிங்கிறச்சு ஒரு தோப்பு இல்லைன்னா ஒரு உத்தியானம் one who is as beautiful as a garden and மந்தஹாச மௌக்திக பேட்டி மந்தஹாச புஞ்சிரிப்பு அந்த புஞ்சிரிப்பு தான் வந்து ஒரு முத்து பெட்டகம் போல இருக்கு முத்து பெட்டகம் போல் ஒரு புஞ்சிரிப்பை கொண்டவள் சாயவ பெட்டகம்னு பேட்டின்னு box a box of pearls who has a smile மந்தஹாசம் which is like a box of pearls மோக்திகம் பேர்ல்ஸ் பேட்டின்னு பாக்ஸ் ஏன்னா முத்து சரம்னு சொல்லுவா முத்து சரம்னு சொல்லுவா முத்து போல் பல்லழகி இல்லையா அதான் முத்து பல்லு வந்து இஸ் லைக் பேர்ல்ஸ் சோ அதனால இந்த சிரிப்பு வந்து இஸ் ஆல்சோ லைக் பேர்ல்ஸ் முத்து ஓகே முத்து போல் பல் okay so as white as a pearl but the சிரிப்பு ஆஸ் டு பி முத்து சரம்னு and the, I think it, there are two different com uh, the comparisons here. One, so the, the thing... smile is a string of pearls. எப்படி இருக்கு இல்லையா each teeth is a pearl and you have a string of pearl அப்படின்னு சிரிப்பு வந்து முத்துச்சரம்னு சொல்ல சொல்லலாம் அது தமிழ்ல உங்களுக்கு அதுவும் இருக்கு இந்த இடத்துல தமிழ்ல um, இது ஆனா பேட்டிங்கிறச்சு பேட்டி இஸ் நாட் சரம் பேட்டி வந்து இஸ் அ பாக்ஸ் ஆமா பெட்டி அப்படியே கலகலன்னு சிரிக்கிறாங்கிறோம் இல்லையா சோ oh, அது வந்து முத்து அப்படியே கொட்டுற மாதிரி இருக்கு இந்த சிரிப்பு ஹேஸ் அன் எக்ஸ்டென்ட் இல்லையா அதனால உங்களுக்கு வந்து அந்த சிரிப்பு பாக்குறதுக்கு ஒரு முத்து பாக்ஸ் மாதிரி இருக்கு சோ மந்தஹாச the smile is like a pearl box மோக்திக பேட்டி சாயேவ அவளே பரோக்ஷே when she is not in front of you கண் முன்னாடி இல்லாத பொழுது ஹயதாட்டி கஜதாட்டி யானை போல நடக்கிறா குதிரை போல் நடக்கிறாளா தனியா இருக்கிறச்சே நேர பாக்குறச்சே அப்படியே உன்ன போல உண்டா நீ பாக்குறதுக்கு நந்தவனம் போல அழகா இருக்க முத்து போல் பல்லழகிங்கிற ஆனா இல்லாதப்போ யானை போல நடக்கிறா குதிரை போல நடக்கிறாங்கிறியா அப்படின்னு அவளுக்கு கோவம் வருது சூப்பர் <laughs> சखी Okay, I'm sorry, मेरे पास नंबर एक नंबर या सूत्रधारः सूत्रधारः यं वा இதோ இருக்கு இங்க இருக்கு இல்ல இல்ல இல்ல இல்ல ஓகே நவமே யா ஓகே சகி கிருதாம் மா கிருதா கிருதாம் கிருதாம் மா கிருதாம் கிருதாம் சாரி கிருதாம் கிருதாம் மா கிருதா கோவப்படாத ஏன் கோவப்படலையா இல்ல இல்ல கோவப்படாதேங்கிறது கோ தோஷோ அஸ்தி மத்வச்சனே என்ன அர்த்தம் இல்ல மத்வச்சனே கோ தோஷா அஸ்தி கோ தோஷா நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு correct what is wrong in my words மன்னி யுக்த காரியஸ்ய uh, मन्नियुक्त कार्यस्य uh, शीघ्र कर, uh, करणे त्वम् अश्व घाडिति ஆ, தாட்டி. தாட்டி. இது. தாட்டித்தி அதாவது ம். உன்னோட வேலையில சீக்கிரமா குதிரை போல பண்ற இல்லையா குதிரை ஆ, அஸ்வ கே- கே- அந்த தாட்டித்தி. மாதிரிதான். அந்த மாதிரி பொருள் படதான் சோ மன் நியுக்த காரியஸ்ய அப்படிங்கறச்சு மயா நியுக்தே கர்மணி காரியே ஆ, So, நீ இந்த நினைச்ச என்னால காரியத்தை ஆ, என்னால நியமிக்கப்பட்ட அந்த காரியத்தை செய்வதில் சீக்கிரகரணே அதை சீக்கிரமாக செய்வதில் துவம் நீ அஸ்வதாட்டி ஒரு குதிரையை போல் உனக்கு ஒரு செயல் இருக்கு இல்லையா ஒரு போக்கு குதிரையின் போக்கு போல் இருக்கக்கூடியவள் நீ சோ யூ ஆர் துவம் you are like a horse you have a gait like a horse because you do things very fast especially in the work that is been allotted by me மன் niyukta இந்த work that I i have நான் உனக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்கக்கூடிய காரியத்துல காரியத்தை சீக்கிரமாக செய்வதற்கு சீக்கிர கரணே துவம் அஸ்வதாட்டி நீ வந்து ஒரு குதிரையை போல இருக்கன்னு நான் சொன்னேன் அதனால கோதோஷம் அஸ்தி மத்வச்சனே சோ வாட் இஸ் அதுக்கு வரேன் சோ இதுல வந்து எப்படின்னா இந்த குருதாம் மா கிருதாகான் இருக்கு குருதான கோபம் குருதாம் கோபத்தை மா கிருதாக செய்யாதே இது ஆக்சுவலி uh, uh, என்னன்னா இந்த மா அண்ட் கிருதாக இட் இஸ் ஸ்பெஷல் ரூல் இது வந்து அகிருத்த நீங்க வந்து இது படிச்சிருப்பேன் மாகம சாஸ்வதி சமாகா கிரௌஞ்ச மிதுனாதி ஏகம் அவதீஹி காமமோகிதம்னு போன தரம் அபிக்ஞால படிச்சோம் துவம் அகம சாஸ்வதி சமாகாங்கிற இடத்துல நான் வந்து சொன்னேன் அகமஹா அதே போல இங்கேயும் வந்து அகிருத்தாகான் இருக்கணும் அது என்னன்னா மா நிஷாத துவம் அகம சாஸ்வதி சமாகா வால்மீகியோட ஸ்லோகத்துல அதுல வந்து இப்போ உங்களுக்கு லுங் லக்காரம் எப்படின்னா லுங் வந்து அக்ருத்தாகான் இருக்கு இது வந்து மத்தியம புருஷம் ஏகவச்சனம் சரியா இப்போ மாங்கே லுங்னு ஒண்ணு இருக்கு மாங்கே மா மாங்கே லுங்கா மாங்கே லுங்கா ஏதோ ஒண்ணு இருக்கு ஒரே ஒரு நிமிஷம் லிட்டில் ஸோ இந்த லுங்கக்கினுடைய ஒரு இது என்னன்னா வேலை வாட் இஸ் இட்ஸ் எல்லா லக்காரத்துக்கும் உங்களுக்கு வந்து ஒரு இது உண்டோ இல்லையோ அர்த்தம் உண்டோ இல்லையோ அதுல லுங்க வந்து இஸ் ஆக்சுவலி பாஸ்டன்ஸ் பூதகால பிரயோக அப்போ கோவத்தை செய்யாதேன்னு இப்ப எப்படி சொல்ல முடியும் how can you say don't be angry is more like a present tense here right so the சூத்திரம் தட் அப்ளைஸ் ஹியர் இஸ் மாங்கி லுங்குன்னு இருக்கு ஓகே அப்போ மாங்கிற அவ்வயம் சேரும் பொழுது மானா டோன்ட் அப்படிங்கிற அர்த்தம் ஓகே இது சேரும் பொழுது you will have to use லுங் லகாரா that is a rule so மா அகிருத்தாகான்னு தான் யூஸ் பண்ணணும் மா குரு அப்படின்னு சொல்லக்கூடாது மா குரு சொல்லலாம் ஆனா மாங்கே லுங் இஸ் அப்ளை அந்த சூத்திரம் ரிட்டன் அஸ் ரிட்டன் லுங் பட் அண்டர்ஸ்டுட் லோட் அண்டர்ஸ்டுட் லோட் அண்டர்ஸ்டுட் லோட் ஆமா நைஸ் எஸ் சோ ரிட்டன் லுங் பட் அண்டர்ஸ்டுட் லோட் ஓகே இதுல இன்னொரு ஒரு தெர் இஸ் another சூத்ரா that applies also this is one which is three something whatever சூத்ரா நம்பரை போடுறேன்னா சும்மா just in case Okay, 175. And then there is another sutram which says namang yoge. Namang yoge ngarche yogengarche. இது வந்து six four seventy four what it says is இந்த மா பிளஸ் அக்ருத்தாக இருக்கு இதுல இந்த ஆவர் ரிமூவ் பண்ணிடுறேன் அதனால மா கிருத்தாகான் தான் வரும் அது வந்து சந்தியில வருதா சந்தி கிடையாது it is a specific rule that says அந்த லுங்கல இருக்கக்கூடிய அகாரம் போயிடும் மாங் யோகே ந அகாரஹா அந்த அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அதனால நிறைய இப்போ அகார்ஷீத் இருந்ததுன்னா மா கார்ஷீஹி செய்யாதே அப்படின்னு சொல்றோம் அது ஆக்சுவலி மா குரு அப்படிங்கிற அர்த்தத்துல தான் சொல்றோம் இதுவும் மா கிருதாஹா அப்படின்னாலும் மா குரு அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றோம் யூ யூஸ் லுங் பட் யூ மீன் லோட்ல கார இந்த மாங்கி லுங்குங்கிறது மாங்கிற இது சேர்றச்சு லுங்கல காரம் போடணுங்கிறது இந்த ரூல் சொல்றது அதுல வந்து ஆவ ரிமூவ் பண்ணிடணுங்கிறது இந்த ரூல் சொல்றது நமாங் யோகி No, in the lung past tense, we have not studied it yet. You know, in terms of you, we have done it even in uh, uh, இது ராமகதா ஆமா அப்பப்போ இங்க பாயிண்ட் அவுட் பண்ணிருக்கேன் but I don't know for instance லங் அண்ட் uh, அடிக்கடி அந்த இது பண்றேன் லுட் லுட் அது வேற எஃபோரிஸ்ட் தி அயோரிஸ்ட் லிட் லிட் லிட்டில் காரம் that you pointed out and how the structure comes up இது ஏன் வந்து ரொம்ப நான் யூஸ் பண்றது இல்லன்னா இது this is a very difficult இது இப்போ கரோதி குருதாக குருவந்தி இருக்கு இல்லைன்னா இது இருக்குன்னு வச்சுக்கோங்க கச்சதி கச்சதாக கச்சந்தி இருக்குன்னா அகமத் அகமதாம் அகமன் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா வரும் அண்ட் இப்போ க கரோத்திக்கு வந்து அகார்ஷீத் அகார்ஷதாம் கொஞ்சம் it's a very different way of conjugating அது ரொம்ப சட்டுன்னு மனசுல நிக்காது அதனால அதை ரொம்ப யூஸ் பண்றது இல்ல இல்ல இல்ல நான் என்ன விஷயம்னா தட் அதர் ஃபார்ம் தி லிட்டில் காரம் is we know it is that is you cannot is indefinite past that is you don't know the time versus லாங் is uh, when you when you know what the immediate past kind of thing. Anything that is anadyatane அனத்தியத்தனைன்னா இன்னைக்கு கார்த்தால நடந்ததை வந்து பாஸ்ட் லங்கஸ் யூஸ் பண்ண முடியாது அதுக்கெல்லாம் இதுதான் வந்து இந்த லுங் லக்காரம் தான் கம் எந்த பாஸ்டுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம் அபூத் அபூதாம் அபூவன் அப்படின்னு அது அபூத் படிச்சிருக்கேளே யூ ரேட் அபூத் ரைட் சோ அபூத் இஸ் லுங் and this past tense is used for all past tense பரோட்சே பிரத்யக்ஷ அத்தியதனம் அனத்தியதனம் இன்னைக்கு நடந்தது நேத்திக்கு நடந்தது எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் பாக்கிக்கெல்லாம் ரூல்ஸ் இருக்கு ಸೊ ಹಿಂಗೆ ಸಖಿ ಕ್ರುಧಂ ಮಾ ಕೃಥಾಹ ಕೋ ದೋಷಃ ಅಸ್ತಿ ಮದ್ವಚನೆ ಮನ್ನಿಯುಕ್ತ ಕಾರ್ಯಸ್ಯ ಶೀಘ್ರಕರಣೆ ತ್ವಂ ಅಶ್ವಧಾಟಿ ಇತಿ நீ வந்து அஸ்வதாட்டிங்கிறதுனால தானே நான் அப்படிதானே நான் சொன்னேன் அப்படிங்கிற நட்டி ஓகே நட்டி வாக்கியார் வாக்கியார்த்தசிய அன் அந்யதா கரணே சதுரக கலு பவான் ஓ பேச்சுல நீங்க ரொம்ப சாமர்த்தியமான ஆளாச்சே அப்படிங்கிற பேசுறதுல வாக்கியார் வாக்கியார் தஸ்ய அந்யதா கரணே அந்யதா கரணே அந்நதா கரணம்னா வேறு விதமாக செய்வது வாக்கியார்த்தத்தை வேறு விதமாக செய்வதில் பவான் தாங்கள் சதுரகா கலு கிளவர் இல்லையா Uh, uh, you are uh, extremely clever in mm-hmm. twisting words, or in okay. changing the meaning of the sentence. <laughs> Sakhi, uh, tat, tat, astam. இருந்துட்டு போட்டோம் அது அப்படியே இருந்துட்டு போட்டோம் let it be like that அவன் he wants to to to the next level correct he to to go to the next work ஆவயோஹோ வாக் வாக் वाक्कलहेन वाक्कलहेन सामाजिकाः सामाजिकाः भीतधृताः भीतधृताः भवेयुः अयि शैलूषाः शैल शैलूषाः अशेषाः सन्नद्धा हम्म। सन्नद्धाः सन्नद्धाः ஆமா அவையோகோ வாக்கலகேன நம்மளோட வாக்கிய பேச்சு சண்டையினால் நம் இரு நாம் இருவருடைய பேச்சு சண்டையினால் சாமாஜிக்காக இங்கு இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லோரும் பீத துருதாக பயந்து ஓடி போயிட்டா ஓடினவர்களாக பவேயுகு ஆகக்கூடும் They might run away out of fear. Fear because of the இது fight the speech fight that we have between us I ஐனா ஐங்கிறது is an addressing another person ஏய் அப்படின்னு கூப்பிடுறோமோ இல்லையோ அந்த மாதிரி ஐ சைலூஷாக அசேஷாக சன்னத்தாக அசேஷாக எல்லாரும் ஆல் த சைலூஷாக நட்டாக சைலூஷானா ஆக்டர்னு அர்த்தம் நட்டகான்னு அர்த்தம் ஸோ நட்டாக நட்டாக அசேஷாக சர்வே சன்னத்தாக ரெடியா இதுல ராமஸ்தோத்திரம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு சன்னத்த கவச்சி கட்கி சாபபான தரோருவா கச்சன் மமாகிரதோ நித்யம் ராம பாத்து சலக்ஷ்மணா இந்த இல்லையா சரி அந்த இது வரும் ராம அஷ்டகம் இது ராமஸ்தோத்திரம்னு ஒண்ணு ராம அஷ்டகம் இது ஆக்சுவலி இந்த ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதைய நம அதுல வந்து சன்னத்த கவச்சி கட்கி சாபபான தரோயுவான்னு வரும் எப்பவுமே கவச்சமும் கட்கம் கத்தியும் வச்சுட்டு சன்னத்தான ப்ரிப்பேர்டுன்னு அர்த்தம் one who is always prepared with to fight அதுதான் Raman Actually, there's another word for ready, Leo. It's a simpler word. I can't remember what it is. We have encountered ready before. Sannadhaha. சொன்னக <clears throat> தயார்னா என்ன லுக் இன் மை டிக்ஷனரி தெரியல எனக்கும் வேற வேர்டு தெரியல धृतकव सज्जः சஜ்ஜீகிருதம் सज्जीकृतं यूस् पण्ण सज्ज So nahangirdu dhatu. So sun some upasarga nah dhatu sannadha kta pratyayam vardu. Sannadha. நகு பிளஸ் இக்தா தானே இக்தா பிரத்யம் ஆமா நகுங்கிறது தோரே அணஹன்னு வரும் பந்தனே டு டையிங்னு அர்த்தம் ஸோ நஹ்யதி நஹ்யதா நஹ்யந்தி அதுக்கு க்தா பிரத்யம் வரைச்சு நத்த அப்படின்னு வரும் யூஸ்வலி ஹ வந்ததுனாலே வகு அப்படின்னா ஊட வருது இல்லையா அது போல ஹ வந்தாலே உங்களுக்கு அந்த மாதிரி மாறும் இட் டிபெண்ட்ஸ் நத்வா ஊட்வா எல்லாம் வரும் அது போல ஸோ எல்லா ஆக்டர்ஸும் ரெடி ஸோ சன்னத்தாக மேல படிங்க நான் கொஞ்சம் ஆ படிங்கோட படிங்க நீங்க ரொம்ப நேரமா <laughs> சரி படிங்க படிங்க ஓஎஸ் நடி சர்வம் அபி சன்னத்தம் எவ்ரிதிங் இஸ் ரெடி அதே இந்த மேல ஸோ எவ் எவ்ரிபடிங்கிறதுக்கு பதிலாக எவ்ரிதிங் தான் கரெக்ட் ஏன்னா எல்லா அவன் he asked only about the நட்டா பட் uh, நட்டி வந்து சொல்ற எல்லாமே ரெடி தான் see the way she wants to convey எல்லாம் ரெடி அப்படினு சொல்லலாம் अधः तेन पुनः वस्तुना परिषद् इयम् आराध्या கத்தியதாம் கத்யதாம் கத்தியதாம் கத்தியதாம்னா வில் டெல் இல்ல சொல்லுங்க you tell okay okay you டெல்லுங்கிற அர்த்தம் சோ அத சோ லேட் எல்லாம் ரெடி இப்ப என்ன காமிக்கணும் அப்படிங்கறத கேக்குறா சோ அத நவ் கேன கேன புனகா வஸ்துனா அந்த புனகாங்கிறச்சு இப்ப எந்த ஒரு கதையை வச்சுண்டு நம்ம வந்து பண்ணணும் இந்த பரிஷத்தை வந்து ஆராதிக்கணும் கேன வஸ்துனா வஸ்துங்கிறது வந்து பிளாட் கதை சோ எந்த கதையை வைத்து எந்த கதையுடன் பரிஷத்து இயம் இந்த பரிஷத் இந்த சபாங்கிறது aradhya it has to be honored or it has to be entertained with what story should this uh, uh, audience be entertained tell me kathyatam hmm? ஆராத்யா கத்தியதாம் ஆராத்யா கரெக்டா இது புரியல ஆராத்யாங்கிறது ஆராதயித்தவ்யாங்கிறது இருக்கும் இல்லையோ காரியா இது எத்து பிரத்தியம் வரும் பொழுது உங்களுக்கு ஆராத்யா இட் சில சமயம் இந்த கிருதந்த பிரத்தியங்கள்லாம் வரும்பொழுது தே ஆக்ட் ஆஸ் ஏ கிரியா அதனால்தான் இங்கேயும் க்தா பிரத்தியம் வர்றச்சே உங்களுக்கு வந்து அது கிரியா மாதிரி ஆயிடுறது வரப்பு மாதிரி ஆறுது அதே போல இங்கேயும் கர்த்தவ்யா சொல்றோமோ இல்லையோ அதே போல ஆராத்யா கிம் கர்த்தவ்யம் அதுவும் the sentence is full with that even though hmm. uh, you don't say kim maya அகிம் அகம் கரோமி அந்த மாதிரி சொல்லணுங்கிற அவசியம் இல்ல லகாரம் தான் யூஸ் பண்ணணுங்கிறது இல்லையே உங்களுக்கு yeah okay Okay. So, Katyatam Vandhi, you can use it as just as a general saying, Ramaya, because I thought it was meant for using to recite something or tell a story or something. Uh, not necessary. Kathyatamna, kathayatina, solradungartukum, you can say. Okay. Telling, that's enough. Story ingartu matramille. सूत्रधारः भोः भोः सर्वैः अपि श्रूयताम् So let it be heard by everybody. எல்லோராலும் கேட்கப்படட்டும் ஸோ நட்டிக்கு மாத்திரம் சொல்றதுக்கு பதில ஹி இஸ் டெலிங் எவ்ரிபடி இப்போ ஒரு ஸ்லோகம் சொல்றாரு இங்க அதாவது என்ன கதைங்கிறத what is the drama that is going to be ஷோனுங்கிறத இந்த ஸ்லோகத்துல he is just saying it in the form of a shloka no so இந்த ட்ராமால வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் மாதிரி டிசைட் பண்ணா the people are can do the அன்வயம் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட் நல்ல கேள்வி ஆர் இது ஜஸ்ட் தமிழ் தமிழ் புரியாத வந்து தமிழ் டிராமால போய் உட்காந்து கேட்டா இப்படி இது சமஸ்கிருதம் தெரிஞ்சவளுக்கு வந்து சமஸ்கிருத டிராமா பாப்பா அவளுக்கு புரியும் என்ன ஆகும்னா எப்படி எடுத்துக்கலாம் இதன்னா இப்போ ஸ்லோகம் அண்மயம் பண்ணி பண்றத விட சிலதெல்லாம் வந்து இட் ஸ்புரிக்கும் அவ்வளவுதான் You will Just have yes, sounds nice general understanding இப்ப ஷேக்ஸ்பியர் பிளேல நீங்க போய் உட்கார்றச்சு I உங்களுக்கு was- எப்படி I- இருக்கு I- you read my mind. I was asking the local people could not. How could they possibly follow Shakespearean language, right? But maybe I Precisely, thought they will that understand the Abdullah people- sentiment of it. Maybe in those days people spoke like that. they spoke like that or they knew that this classical language was separate from the local language and they made efforts to uh, you know acclimatize themselves by going to many dramas and trying to get the feel of the whole thing இப்ப சில சமயம் தமிழ் இன்னைக்கு கூட நீங்க வந்து பழைய தமிழ் சினிமா பார்த்தேன்னா உங்களால ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாது திருவள்ளுவரே ஒரு வார்த்தை புரியல புரியாது ஆனா என்ன பண்றேன் you get the feel of it as you see more and more you will get acclimatized to that language and you will start understanding better அவளுக்கு வேற என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாது உடனே இதை வந்து புக்கு வாங்கி இப்ப அந்த காலத்துல வந்து நீங்க அந்த தமிழ் சினிமாவோட பாட்டெல்லாம் புக்கு விற்பான் தெரியுமா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு எதுக்கு அதை வித்துன்னு இருந்தா அதுல இருக்கிற பாட்டு நம்ம டயலாக் புரிஞ்சிடும் பாட்டு புரியாது அதனால அந்த பாட்டை படிக்கிறதுக்காக அதை வந்து பத்து தடவை படிச்சு அதை நம்ம அர்த்தம் பண்ணி பண்ணிப்போமோ இல்லையா கண்ணதாசன் பாட்டுனா நிறைய வாட்டி படிச்சாதான் புரியும் புரியும் அந்த மாதிரி உங்களுக்கு இதை உடனே ஒரு பேம்ப்லெட்டை வாங்கிப்பா எதெல்லாம் பார்த்தாலோ அதையும் படிக்கிறதையும் ரிலேட் பண்ணிப்பாளா இருக்கும் இது எனக்கு முன்னாடி தோணல இது நல்லா இருக்கு இந்த ஐடியா என்னது இல்ல இந்த பாட்டு pamphlet idea is very nice ஐடியான்னு யோசிச்சேன் I didn't think of it before கச்சேரியில கச்சேரியில உட்காரும்போது இஃப் இன்ட்ரோ듀ces something new we try to figure it out you know correct and then you come back home எந்த ராகம் அது என்ன ஜன்யம் எல்லாத்தையும் நம்ம உட்காந்து கூகுள் சர்ச் பண்றோம் இல்லையோ அதான் அந்த ஸ்லோகம் படிங்க சாகித்ய சங்கீத சாகித்ய கலா விமர்த பிரௌடோஸ்தி நல்லாங்குல கிருஷ்ணமாரிய தஸ்ய பிரபந்தோ மிருதஜீவனாக்கியோ திருஷ்யஸ்ய கூர்யாத் பரி திருஷ்யஸ்ய குர்யாத் பரிஷத் சபத்யாம் சோ இது வந்து சங்கீத சாகித்ய கலா விமர்த பிரௌடா நல்லான் குல கிருஷ்ணமாரியா அஸ்தி முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு கவி வந்து கவியோட இன்ட்ரடக்ஷன் இது நல்லான் குல கிருஷ்ணமாரியா நல்லானுங்கிறது ஒரு குலம் அந்த குலத்தில் பிறந்தவர் கிருஷ்ணமாரியான்னு அவருக்கு பேரு கிருஷ்ணமாச்சாரியா அல்லது கிருஷ்ணமாரியா அவர் எப்படிப்பட்டவர்னா சங்கீதம் சாகித்யம் கலா விமர்த பிரௌடக இதுலெல்லாம் he is an expert in சங்கீத சாகித்யம் அதுக்கப்புறம் கலை சங்கீதம்ங்கிறச்ச மியூசிக் சாகித்யம் லிட்ரேச்சர் அதுக்கப்புறம் கலா கலை ஆர்ட்ஸ் அதுல அத விமர்த ப்ரௌடாக அதுல அப்படியே விமர்தம்னா பவுண்டிங்னு அர்த்தம் நம்ம அப்படியே போட்டு பெசஞ்சு எடுத்து அத ஒரு கலக்கு கலக்கி அதுல வந்து ஒரு பெரிய தேர்ச்சி பெற்றவர் அப்படின்னு ஆமா பிழிஞ்சு எடுத்தவர்னு சொல்றோம் இல்லையா சோ அந்த மாதிரி அவரை எடுத்துக்கணும் அதுல சோ கலா விமர்த ப்ரௌ இது எல்லாத்தையும் சேர்த்து அவர் வந்து அப்படியே ஒரு he an expert in crushing together both music literature and the arts சரியா சாறு புரியுது <laughs> இது மாதிரி கலிதம் பலம் இப்பதான் இங்கிலீஷ்ல வந்து அவர் கிட்ஸ் யூஸ் திஸ் கிரஷ்ங்கிறது அதுக்கு he crushed it my exam he crushed it பண்ணவே கிடையாது பட் இப்பதான் வர்றது ஆமா ஹி கிரஷ்ட் இட் அப்படிமோ கரெக்ட் சோ சங்கீத சாகித்ய கலா விமர்த நல்லான்குல கிருஷ்ணமாரியா அஸ்தி தசிய பிரபந்த அவருடைய ஒர்க் பிரபந்த இஸ் ஒர்க் அதுக்கு பேர் என்ன மிருத ஜீவன என்ற ஆக்கியா மிருத ஜீவனம் இது ஆக்கியா எஸ்ய சகா திருஷ்யகாக்கு அது வந்து அப்ஜெக்டிவா போறது திருஷ்யகான நாடகம் ரூபகம்னு அர்த்தம் திருஷ்யகான something that is fit to be seen திருஷ்யகா அதுக்கு பேர் என்ன it has the name of மிருத ஜீவனம் மிருதம் செத்து போனவாழ உயிர்ப்பிக்கிறதுன்னு அர்த்தம் சோ மிருத சஞ்சீவனான்னு பேரு அல்லது மிருத ஜீவனான்னு பேரு சோ மிருத ஜீவன ஆக்கியா திருஷ்யா தஸ்ய பிரபந்தா பரிஷத்து சபர்யாம் குறியாத் இந்த பரிஷத்து இந்த இதுக்கு வந்து ஒரு மரியாதையை செய்யட்டும் மே தட் டிராமா கால்டு மிருத சஞ்சீவனம் which is his work Nallan கிருஷ்ணமாச்சாரியனுடைய ஒரு ஒர்க்கா இருக்கக்கூடிய அந்த மிருத ஜீவனம்ங்கிறது may that work do an honor to this Parishat. So Parishat Saparyam Kuryat. Saparyana Pujai. So the Krishnamacharya is the actual writer. Ah, writer. Ama. So he is kind of uh, self-praising. Ah, that is, yes. It's allowed அதாவது இந்த இடத்துல you have to introduce the author இல்லையா சோ அது அவரே தான் பண்ணிப்பார் அவரே அதை எழுதிடுவார் இந்த இல்லைன்னா நம்ம வந்து ரெசியூமே கொடுத்து யாரோ ஒருத்தர் வந்து they have to do the introduction before the play starts instead of that before they didn't have that concept of an MC of the ceremony எல்லாம் கிடையாது உங்களுக்கு uh, அதுக்கு பதிலா it was incorporated into the drama itself with a conversation between the சூத்ரதாரா இந்த நட்டி யா ஐ நோ பட் இவ்வளவு சூப்பர்லேட்டிவ் தன்னை பத்தி டிஸ்கிரைப் பண்ணுது இதெல்லாம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை The- you Yeah. have to look at other dramas this is just a very simple one adjective uh, uh, இது <laughs> description there are dramas where அவர் அப்படியே தன்னை பத்தி அந்த போயிட்டு சொல்லிக்கிறத பார்த்தா இது என்ன ரொம்ப அநியாயமா இருக்கேன்னு தோணும் நமக்கு interesting Oh. <laughs> okay Ah, i mean we're no. learning a lot about uh, the style of lit- drama literature definitely இது வந்து it's a big jump from abhijna it's definitely a <clears throat> big jump and you're getting more into the drama actual literature and drama வந்து காவியேஷு நாடகம் ரம்யம் பா ஸோ காவ் முதல்லயே சொன்னேன் ஃபர்ஸ்ட் இதுல காவியங்கள்ல நாடகம் தான் வந்து பெஸ்ட் ஏன்னா it incorporates lot more of elements from பத்தியம் கத்தியம் ஜம்பு எல்லாத்தினுடைய எலிமெண்ட்ஸும் இதுல பாத்துருவோம் அதனால ஒரு நாடகம் படிக்கிறது இஸ் வெரி ஃபுல்ஃபில்லிங் ஓபனிங் சீன்லயே அவ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஜோக் அடிக்கிறாளே அதுல எல்லா ரசங்களும் வந்துரும் உங்களுக்கு அதுல you will have an understanding of literature in a drama ஆ முட்சுலா நடி தத் ஆவாம் அபக்ரம்ய பிரயோக உபக்ரமாய ரங்கஸ்தலம் தத்வஹ அர்த்தம் இது புரியல அல்ல தத்னா இப்போ தத் தஸ்மாத் ஜென்ரலி தத்து வர்றச்சு அந்தந்த கான்டெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம தத்துங்கிறச்சு தஸ்மாத் அப்படின்னு எடுத்துக்கணும் சோ தத்து தஸ்மாத் ஆகையினால் ஆவாம் அபக்ரம்ய நாம் இருவரும் விலகி both of us will just move away and பிரயோக உபக்கிரமாய for the start of this பிரயோக பிரயோகம்னாலே பிராக்டிஸ் ஆர் ஷோயிங் அந்த எப்படி சொல்றது ட்ராமா வந்து எழுதுறதுங்கிறது ஸ்கிரிப்ட் அதை வந்து எனாக்ட் பண்றதுக்கு பிரயோகான்னு பேரு எனாக்ட்மெண்ட் ஆஃப் த ட்ராமா அதுக்கு பிரயோகன்னு பேரு ஸோ த எனாக்ட்மெண்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கு உபக்கிரமாய in order to begin the enactment நம்ம வி வில் கிவ் திஸ் ரங்கஸ்தலம் we will give this stage for them in order to start this enactment தத்வதக தத்வஹ ததாமி ததாமி தத்வஹ தத்மஹ ததாதி ददतः தததி ததாசி தத்தஹ தத்த ததாமி நான் கொடுக்கிறேன் தத்வஹ வி போத் வில் கிவ் தத்வஹ தத்மஹ சோ தத் ஹென்ஸ் ஆவாம் அபக்ரம்ய we both will move away and give this ரங்கஸ்தலம் we will give this stage for beginning the இது எனாக்மெண்ட் பிரயோக உபக்ரமாய ம் சோ த ஷூட்டர் தார் ஹஸ் வை அவளுக்கு ஒரு ரோல் இருக்கலாம் அந்த கீதம் பர்கஷன் அதுல ஏதாவது ஒண்ணு வாசிக்கலாம் அவ ஆர் அவ வந்து they can go back and put on different வேஷம் அண்ட் கம் இன் ஏன்னா இவாளுக்கு they could mm. also be coming, maybe introducing each act or in between ஒரு அது கிடையாது அது கிடையாது role over over சூத்திரதாரனும் நடியும் அடிஷனல் கரெக்ட் ரவி சொல்ற மாதிரி ஒண்ணும் கிடையாது கிடையாது இது இங்க முடியறது பார்த்தேடா இந்த பிரஸ்தாவனானா பிரில்யூடு ஓ ஓகே சோ சமயக் பணிதம் நீ சொன்ன சொல்லிட்ட லெட் மூவ் அவே டு இதி ஆல் ஆஃப் இஸ் த சூத்திரதாரனும் வெளில போயிடுறா இது நிஷ்கிராந்தாக இது பிரஸ்தாவனா இதோட இந்த பிரஸ்தாவனா முடிஞ்சு விடுறது நான் இவா ரெண்டு பேரும் திருப்பி வந்து சூத்திரதாரன் நட்டிங்கிற கேரக்டர் இனிமே வரப்போறது இல்ல டிராமால அப்போ ஒரிஜினல் இதுல பார்த்தோம்னா they can go back and take on another வேஷம் and act. So that could happen, or they could sit with the Sangeetam group and sing, and depending on their uh, kala. So Nishkrantaha means disappeared. Yeah. They left, exuant. They exited. Exuant. எழுதுவாள் exit exit right exit exit ஆ எக்ஸிட் ரைட் எக்ஸிட் லெஃப்ட் இது சில ஓல்டன் ஸ்டைல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸான் அப்படியா ஓகே ஐ அம் ஜஸ்ட் சரியா சோ ஈவன் கன்க்ளூஷன்ல they will not come back அப்படியா ஆ கன்க்ளூஷன்ல தே வாண்ட் கம் பேக் கிடையாது யார் எந்த கேரக்டர் இருக்காளோ அந்த கேரக்டரே வந்து பரத வாக்கியம்னு ஒரு ஒரு மங்கள வாக்கியத்தை சொல்லி முடிச்சிருவான் சோ எப்படி மங்கள ஸ்லோகம்னு இருக்கோ முதல்ல ஆனா பின்னாடி கடைசியில வந்து பரத வாக்கியம்னு பேரு அந்த பரத வாக்கியத்துக்கு எல்லா ஆக்டர்ஸும் பின்னாடி ஸ்டேஜுக்கு பின்னாடி நின்றுண்டு அந்த பரத வாக்கியத்தை சொல்லுவா ஸ்லோகம் மாதிரி எப்படி ஃபர்ஸ்ட் எல்லாரும் நின்றுண்டு சொன்னாலோ அதே போல they will say that but it will be only one character or whoever is the character in the stage at the end அவாதான் தான் சொல்லுவா சோ இவாளுக்கு திருப்பி ரோல் கிடையாது சூத்திரதாரனுக்கும் நடிக்கும் மத்த கேரக்டர்ஸ் இனிமே தான் டிராமா இல்லையா சோ இது வரைக்கும் it is just a prelude டிராமால இனிமே வர்ற characters might repeat okay so இந்த பிரஸ்தாவ சொல்லுங்க இந்த இதி பிரஸ்தாவனங்கிறது புக்ல இல்லையே I think I don't know if it printing mistake printing மிஸ்டேக்கா இருக்கலாம் நீங்க போட்டுக்கோங்க இதி பிரஸ்தாவனாங்கிறது ஏன்னா இதை நான் ஃபுல்லா கரெக்ட் பண்ணி போட்டிருக்கேன் ஓகே ஓகே பிரஸ்தாவனா வேணும் உங்களுக்கு ஏன்னா பிரஸ்தாவனாங்கிறது தான் it is a separate section within the first act தான் ஆனா it is a separate section which is a conversation between சூத்திரதார அண்ட் நட்டி சோ நட்டி சூத்திரதாரையோகோ சம்பாஷணம் பிரஸ்தாவனா இத்தியுச்சதே okay So only the first act has got a prelude. All the other um, acts do not. So act. all other act there will be something called an interlude. சில சமயம் விஷ்கம்பக்கான்னு பேரு அந்த இடத்துல பிரஸ்தாவனான்னு பேர் போட மாட்டா அதுக்கு வேற பேர் வரும் ஆனா அதுல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் வில் நாட் பி சூத்திரதாரா நட்டி There will be two different characters there who will be part of the drama and the story இவ வந்து there not part of the story as such Mm, mm, mm. பார்த்தேன்னா ஓகே